students welcome back to Tamil படிக்கக்கூடிய பன்னெண்டாம் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு பொறுத்து ரத்து பற்றிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் இருக்க வீடியோ இந்த ஒரு வீடியோ இருக்க போது வித் ப்ரூஃபோட ஸோ இந்த மாதிரியான பப்ளிக் சம்மந்தமான அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சணும் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பொது தேர்வு ரத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து இருக்கு இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பதிமூணு கட்சிகளோட பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மோஸ்ட்லி யாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலோசனை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா பெரும்பாலான கட்சிகள் தேர்வே ரத்து செய்யும்படி அந்த மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு மாநிலமும் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா தேர்வு நடத்துறதுக்கான கட்சிகளிடையே ஏகப்பட்ட கருத்துக்கள் கண்டிப்பாக போட்டு ரத்து பண்ணி ஆகணும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து நாலு கட்சிகள் ரத்து பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க பட் நியூஸில் எல்லாத்தையுமே உடத்தையும் ரத்து பண்ணக்கூடாது எல்லோரும் வெயிட் பண்ணும் ஸோ கடைசியாக ஒரு வாட்டி பெரும்பாலான கட்சிகள் ரத்து செய்யவே முடிவெடுக்கப்பட்டன அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி இந்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன அப்படின்ட்டு ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி மகிழ்ச்சியான தகவல் தான் வரும் இந்த கட்சிகளுக்கிடையே மேற்பட்ட அது மட்டும் இல்லாமல் போத்தர் ரத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த உடம்புல உடம்பு சேஞ்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அதோட டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குல்ல அந்த குரூப் லிங்க்கில் போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வந்து ப்ரூஃப் போட்டுருவேன் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சின்சானோட பெஸ்ட் தரமான ஏழு சிஸ்டர்ஸ்க்கு எபிசோட நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு அந்த பதிமூணு எபிசோடு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க